கழுகு உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆ எழுத்துக்களில் முதன்மையானது இறைவன் இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் இதுதான் இந்த குரல் சொல்கிற பொருள் அது சரி இறைவன் சொல்லிட்டீங்க எந்த மதத்தின் இறைவன் அய்யோ பிரச்சனை வந்துடுமோ அப்படியெல்லாம் இல்லை சில மூத்த தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறவங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விளக்கம் இன்னும் சிறப்பாக இருந்தது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு அதாவது சூரியனில் இருந்துதான் கோள்கள் பிரிந்தன சூரியன் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழாது இன்று வரையிலும் சூரியனை வழிபடுகிற பழக்கம் நம்மிடையே இருக்கிறது எனவே இந்த உலகத்திற்கு முதன்மையானவன் சூரியன் அதனால்தான் பகலவன் முதற்றே உலகன்னு எழுதினாங்க காலப்போக்கில் அது மருவி பகவனாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பகவன் அப்படின்ற சொல் வட சொல்லாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எது எப்படியோங்க வான் புகழ் கண்ட வல்லுவன் எழுதிய குரலுக்கு நிகரான நூல் இந்த உலகத்தில் இதுவரை இல்லை குரல் வழி வாழ்ந்தால் வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்